தீபாவளினாவே வந்து நம்ம குலோப் ஜாமுன் பண்ணுவோம் இது வந்து நேற்று செஞ்சு வச்சேன் இங்கே பாருங்க நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது சாமிக்கு வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் 아리 கீழே கீழே வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் கோவிலுக்கு வந்து போகலான்னு இருந்தோம் சீக்கிரம் முடிச்சுட்டா இப்போ வந்து கிளம்புனோன்னா லேட் ஆகிடும் அதனால் வந்து நாங்கள் சாயந்தரம் வந்து போகலான்னு இருக்கோம் உங்களுக்கு கோவிலுக்கு போனோன்னா சாயந்தரம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து பாக்ஸில் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மூடி போட்டுறேன் இதே மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து பேக் பண்ணி வச்சிடுறேன் இப்போ பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டேன் பாருங்க எல்லாருக்கும் வச்சுட்டு இங்கே தனித்தனியாக தமன் போய் கொடுத்துட்டு வரலாமா பக்கத்தில் வந்து ஒரு சைனீஸ் ஆண்டி இருக்காங்க அவங்களுக்கு வந்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்க ஆண்டி கூப்பிடு கூப்பிடுங்க Yeah, hi. <laughs> ரோகிணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க கூட நின்று வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன் பிரசாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பிரசாதம் வாங்கி ஆலயத்தை விட்டு வெளியேற எல்லாருக்கும் எடுக்கலாம் கோவிலில் பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் வந்து ரொம்ப நல்லா கிடச்சிது கூட்டமும் ரொம்ப இல்லை அதனால் பொறுமையாக வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் வந்து போகிற வழியில் பாருங்கள் அங்கங்கே வந்து தீபாவளிக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு பார்க் இது இந்த இடத்துல வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு அங்கங்கே லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஏழு மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த அப்புறம் நாங்கள் வந்து பட்டாசு வெடிக்க போகிறோம் ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துட்டாங்க அவங்களோட சேர்ந்து எல்லாருமே வந்து வெடிக்க போகிறோம் டவனுக்கு பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான் வந்து விடணும் அப்படின்னு வந்து ரொம்ப நேரம் கேட்டே இருந்தார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி மத்தாப்பு மட்டும்தான் வந்து பட்டாசு வந்து நம்ம கொளுத்த முடியும் இல்லைனா இந்த பார்ட்டி கிராக்கர்ஸ் சொல்லிட்டு சின்ன சின்னது இருக்கும் நம்ம கீழே போட்டோம்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் அந்த கிராக்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் மற்றபடி இந்த பெரிய வெடி அப்புறம் எந்த ஒரு வேறு பட்டாசு எதுவுமே வந்து இங்கே கொளுத்த முடியாது நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் ஊருக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதானம் பண்ணிவிட்டு சரி அந்த சைடு வந்துச்சு வந்துச்சு ஜாஸ்தி பேரு புடி வந்துடுது என்னமா பண்ற நியூக்ளியர் வார் ஆட்டடா எங்க ஆட்டடா டேய் டேய் என்னடா பண்ற oh my god you brothers my scare யா இது வரமா